வணக்க நண்பா நான் உங்கள் கலைக்கண்ணன் இது உங்கள் சேனல் இல்ல நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட டிக்டாக்கை ஃபாலோ பண்ணிங்க டிஸ்கஷனில் லிங்கை கொடுத்துக்கிறேன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க சரி இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம் இப்போ நான் போட்ட வீடியோவில் டிக்டாக்கோட லோகு இருக்கிறத பார்த்தீங்க இந்த லோகு இல்லாமல் டிக்டாக் வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம் இப்போ நீங்கள் வீடியோ எடர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க விண்டோஸ் மற்றும் ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிளாக இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ உங்கள் டிக்டாக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் அந்த வீடியோவை இப்போ டவுன்லோட் பண்ணுறேன் இப்போ டிக்டாக்ல டவுன்லோட் பண்ணுற போலவே டவுன்லோட் பண்ணுறேன் வீடியோ டவுன்லோட் ஆகுது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறோம் பாருங்க அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது டிக்டாக்கோட லோகோ வந்திருக்கு இப்போ அது இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதே வீடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேன் டிக்டாக்ல அந்த வீடியோவில் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அதில் சோசியல் மீடியா ஷேர் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் கடைசி வரைக்கும் தள்ளுறேன் அதில் அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது டேப் ஒன்று ஓப்பன் ஆகுது அந்த டேப்பில் வீடியோ டேர் அப்ளிகேஷன் ஐக்கான் இருக்குது அதெல்லாம் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே ஜென்ரேட் ஆகுது அந்த வீடியோவை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்குது டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணுறேன் இப்போ நான் டவுன்லோடு பண்ண அந்த வீடியோவை போட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த வீடியோவில் டிக்டாக் லோகோ இல்லை இப்போ நான் டவுன்லோட் பண்ண வீடியோவை டிக்டாக்ல டவுன்லோட் பண்ணதையும் வீடியோ டேரில் டவுன்லோட் பண்ணியும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் கைய வைக்கிற ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம் கட்டிச்சு பண்ணப்படாது வேணா உயிர் நாடி விட்டு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு டிக்டாக் போலவே நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு அது ஹலோ சேர்சி போன்ற நிறைய அப்ளிகேஷன் இருக்கு அதில் இருக்க வீடியோவை டவுன்லோட் பண்ணும் போதும் டிக்டாக்ல வந்தது போலவே அப்ளிகேஷன் லோகோ வீடியோவில் ரன் ஆகும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த வீடியோவும் காப்பிரைட் இல்லாமல் டவுன்லோட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஹாட்ஸ்டார் போன்ற ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற வீடியோவை இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்